வணக்கம் இப்போ நாம் crude oil one minute chart பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி மேல் ஆகுது ஸோ ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதுவும் ஒன் மினிட் சார்ட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ்லேயும் இது வந்து என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக செல் கால் இருந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்காலாம் வந்து சேஞ்ச் ஆகுது பைக்கால் வந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ட்ரிபிள் செவனில் வந்து பைக்கால் வந்து வந்திருக்கு நமக்கு ஃபஸ்ட் ஹாரட் பார்த்தீங்க அப்படின்னா four seven eighty eight point ninety four காட்டுது so four seven eighty nine வருதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் அப்படின்றனால கேண்டில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அதே மாதிரியே தான் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல செல் கால் இருந்துச்சு அதனால தான் ரெட் கலரில் இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னன்ட்டு ஸோ இப்போ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நல்ல டவுனில் வந்துட்டு ஸ்டாப்லாஸ் கிட்டக்க வரைக்கும் வந்திருக்கு பட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகலை அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து டக்குன்னு ரெக்கவரி வந்து கொடுத்துருச்சு ஸோ கால் வந்த உடனே நமக்கு கால் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் தான் வந்து நடந்திருக்கு ரிவர்ஸ் வந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஸ்டிகராக முன்னாடியே மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்து செகண்ட் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது காரணம் ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இது ஆக்சுவலி வந்து ஈவினிங் மார்க்கெட் ஈவினிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் வாலட்டைல் வந்து ஹெவியாக வந்துருக்கும் இது நல்ல வாலட்டைல் காரணமாக தான் நமக்கு வந்து கால்ஸும் வந்து ஆக்சுவலி குயிக்காகவே வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ இந்த வாலட்டைல் எப்படி இருக்குது இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்குது இன்றைக்கி என்னுடைய மூமெண்ட் எப்படி போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது அதுக்கு ப்ரீவியஸாக வந்த செல் கால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு செல் கால் வந்தது கண்டினியூஸ் டவுன் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லேயே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதும் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இந்த மாதிரி தான் மூவ் பண்ணும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஈவினிங் மார்க்கெட்டில் இந்த டைமிங்கில் கிடச்ச க்ரூட் ஆயில் கால் என்ன மாதிரி மூவ் பண்ணுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது அதாவது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டில் டச் பண்ணியிருக்கு ஃபோர் செவன் எயிட்டி எயிட் வந்து ஆக்சுவலி நமக்கு வந்து ரீச் அவுட் ஆகிருக்கு இப்போ ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மூவ் வந்து பண்ணும் ஸோ பை கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வருது அதே இப்போ நமக்கு செல் கால் வருது அப்படின்னா கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலராக சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ நமக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா செல்காலாக வந்து சேஞ்ச் ஆகுது இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட்லே தான் நமக்கு வந்து இருந்துச்சு இப்போ sell call four eight fifty எயிட்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ரைசிங் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு கொஞ்சம் கூட மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸே ஆகலை ட்ரெண்டு வந்து இறங்கவே இல்லை தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து ஒரு ஹையிலேருந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்து வந்துச்சு ஸோ டவுன் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சிக்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் மினிட்டில் இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஈவன் நம்ம வந்து கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாலட்டைல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேட் இருந்துச்சுன்னா நமக்கு என்ட்ரிஸ் மாற்றி மாற்றியும் கிடைக்கும் பட் இது நமக்கு சிங்கிள் ட்ரெண்டாக இருந்தனால இன்றைக்கி ஒரு என்ட்ரி தான் வந்து ஈவினிங்கில் கிடச்சிருக்கு ஸோ இந்த பைக் கால் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துச்சு வந்தது அப்படியே ஈவினிங் ஃபுல் டே பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ ஆச்சு ஈவன் மார்க்கெட் க்ளோசிங் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்திருக்கு இன்னும் ஒரு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டே க்ளோஸ் ஆகிடும் ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபினிஷிங் வரைக்கும் அந்த செல் கால் வந்த ரேஞ்சிலே தான் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு செல்லிங் வந்தது வந்து லேட் நைட்டுன்றனால நமக்கு வந்து பெரிய மூமெண்ட் எந்த சைடும் வந்து கொடுக்கல அப்படியே செல்லிங் வந்த ரேஞ்சிலே க்ளோசிங் வந்து நடந்திருக்கு இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸ் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆச்சு பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபோர் எயிட் ஜீரோ த்ரீயில் ஃபைவ் மினிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து ஸ்டாண்டர்டாக ஒன் ஆர் டூ என்ட்ரிஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் பட் மேக்ஸிமம் அந்த என்ட்ரிஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒன் மினிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக என்ட்ரிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒன் மினிட் போகலாம் இல்லாட்டினா ஃபைவ் மினிட்ஸே நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நமக்கு ஃபோர் எயிட் ஜீரோ த்ரீக்கு வந்துச்சு இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட் சொல்லவே வேணாம் ஏன்னா கம்ப்ளீட் பையிங் ட்ரெண்ட் தான் ஸோ அந்த மாதிரி ஏறிட்டே தான் ரைசிங்லேயே தான் இருந்துச்சு ஸோ அது அப் டு மார்க்கெட் க்ளோசிங் வரைக்கும் ஃபைவ் மினிட் சார்ட் பையிங் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா selling trend so selling trend பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துச்சு four seven seventy four four seven seventy ஃபோருக்கு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லோ வந்து ஒரு ஃபோர் செவன் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் இறங்குச்சு அதுக்கப்புறம்